ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we are Varna from Sirumugai Coimbatore district இது வந்து வர்ணாவுடைய ஸ்பெஷல் ஆஃபருக்கான அப்டேட்டு தாங்க வாங்க ஒவ்வொரு சரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சரியுடைய number six zero three saree number six zero த்ரீங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பியூர் சில்க் சாரி தான் வார்ப் அண்ட் வெஃப்ட் ரெண்டு சைடுமே பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ண சாரிங்க ஒவ்வொரு சாரீ கூடயும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துடும் இந்த சேரீயில் பல்லுவன் ப்ளவுஸ் லைட் லாவெண்டர் கலர்லேயும் பாடி ஆஃப் சேரீன்னு பார்த்துட்டிங்கன்னா ராமர் கிரீன்ல கொஞ்சம் லைட் கலரில் வரும் அண்ட் பாடியில் வரக்கூடிய புட்டா வந்து பிக் புட்டா அண்ட் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரிங்க ஹாஃப் ஐன் சரி அண்ட் இதெல்லாமே பியூர் சில்க்குங்கிறதுனால ட்ரை வாஷ் மட்டும்தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது saree number six zero four இந்த வீடியோ எண்டில் நான் இதோடைய ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் body of saree green pallu and blouse light lavender colour prepayment option இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் மூணு ஆப்ஷனுமே அவைலபிளாக இருக்குது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு நம்பர் ஆஃப் சாரீஸ் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து ஷிப்பிங் சார்ஜஸ் வருங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் போனீங்கன்னா ஒரு சாரீ தான் புக் பண்ண முடியும் அண்ட் அந்த சாரீ புக் பண்ணுறதுக்கே நீங்கள் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் முன்னாடியே பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய ப்ரைஸ் என்னவோ அதை நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாங்க இதே ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்னா எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிடேஷன்ஸோ கிடையாதுங்க நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரி வேணாலும் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் வாங்கிக்கலாம் Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு saree number six zero five body of saree coffee brown colour பல்லுவன் ப்ளவுஸ் சில்வர் கிரே கலரில் இருக்குங்க ஸோ சேம் பேட்டர்னில் நம்ம பார்க்குற தேர்டு கலர் சாரி இது saree number six zero six பலூன் blouse pink colour body of சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா பீகாக் ப்ளூ கலரில் இருக்கும் சேம் பேட்டர்னில் நம்ம பார்க்குற ஃபோர்த்து கலர் சரிங்க இந்த சாரீஸு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் இந்த சாரீஸுடைய பிக்சரோ அல்லது வீடியோவோ எடுத்துகிட்டு வந்து ஷாப்பில் நேரில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சாரீஸ் கிடைக்காதுங்க ஸோ இதெல்லாம் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் saree number six zero seven same பேட்டர்னில் நம்ம பார்க்குற fifth colour saree body of saree coffee brown so இதுக்கு முன்னாடியும் ஒரு காஃபி ப்ரௌன் வந்ததுங்க அதோடைய காம்பினேஷன் பார்த்துட்டிங்கன்னா சில்வர் கிரே ஆனால் இப்போ இதோடைய காம்பினேஷன் காஃபி ப்ரௌனுக்கு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ப்ளூ அண்ட் கிரே மிக்சிங்கில் இருக்குங்க பல்லு அண்ட் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா double shade blue and grey மிக்சிங்கில் இருக்குது next saree number six zero eight இது நெக்ஸ்ட் பேட்டர்னில் வரக்கூடியது பாடி ஆஃப் சாரீ பீச் கலர்லேயும் பழுவன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ கலர்லேயும் இருக்குங்க இதோடைய புட்டான் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்கும் அண்டு கோல்டு டெஸ்டட் சரியில் இருக்குங்க ஸோ இதெல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் அப்டேட்டு தான் ஸ்டாக் கிளியரன்ஸ் அப்டேட்டு தாங்க ஸோ இது மேக் பண்ணி த்ரீ ஃபோர் மந்த்ஸ் இருக்கும் ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து ரொம்ப குறைவான ப்ரைஸ்க்கு வந்து இந்த சாரீஸை நம்ம கொடுக்குறோம் number six zero nine six zero nine வந்து பல்லுவன் பிளவுஸ் ரமர் கிரீன் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரி பேஜ் கலர்லேயும் இருக்குங்க பாடியில் வரக்கூடிய புட்டா ஃபுல்லாமே கோல்டு டெஸ்டட் சரி தாங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்ததுல எல்லாமே கோல்டு டெஸ்டட் சரியில் தான் ஒர்க் இருக்குங்க அண்ட் ப்ளவுஸ் எல்லாமே பிளெயின் ப்ளவுஸ் சாரியோடைய ப்ரைஸ் அதுவும் special price offer price six தௌசண்ட்க்கு உங்களுக்கு கிடைக்குதுங்க சிக்ஸ் தௌசண்ட்க்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குது ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரீ உங்களுக்கு டேமேஜாக வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தான் வருது இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கர் வந்து நம்ம வந்து சாரியில் பேஸ்ட் பண்ணி கொடுப்போம் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா வர்ணாங்கிற நேம் வரும் பிடிச்சிருந்ததுன்னா வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்